அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் தேர்ட்டியத் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நைன் ஃபிஃப்டின் ஆகுது thirty five thousand nine hundred ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து ஆக்சுவலி ஃப்ரைடே இன்றைக்கி ஆக்சுவலி மண்டே ஸோ ஆஃப்டர் ஒரு டூ டேஸ் கழித்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகுது இன்றைக்கி ஓப்பனிங் மார்க்கெட்டே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தெரியுது ஸோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றனாலே நமக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டில் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதாவது பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு buy at thirty five thousand nine fifteen point டுவெண்ட்டியில் பை பண்ணலான்னு கேண்டில்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் போகுது மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல ஸோ அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ நமக்கு ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஓப்பனிங்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பையிங் இம்பேக்ட் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டீனில் வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணும் ஓகேங்களா பையிங் ட்ரெண்ட் அப்படிங்கல கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும் அதே செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில் ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் இப்போ ப்ரீவியஸ் டே கூட பாருங்கள் ப்ரீவியஸ் டே அதாவது ஃப்ரைடே வந்து க்ளோசிங் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ten minutes back sell call வந்தபடி க்ளோஸ் ஆயிருக்கு அதனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்தபடி முடிஞ்சிருக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கும் ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்டினுடைய கண்டினியூஷனாக இருந்திருக்கு பட் ஒன்ஸ் டென் மினிட் பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை காலும் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நமக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டீனில் பை கால் வந்திருக்கு ஸோ அந்த வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங்கும் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் ஸோ இதன் மூலிமா நம்ம ஜஸ்ட்டு இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம் நீங்கள் சும்மா இப்போ ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா கூட ஓகே இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இன்றைக்கி வந்து பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பையிங் ட்ரெண்டில் இருக்குன்றதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்டில் என்ட்ரிஸ் எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதும் லைவ் மார்க்கெட்லேயே வரும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் ட்ரெண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் கால்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் இந்த சார்ட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜஸ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ நாம் வந்து ஃப்யூச்சர் மார்க்கெட் பார்க்குறோம் bank Nifty future thirty five nine ஹண்ட்ரட்ன்றனால ஒன்ஸ் நம்ம ஃபினிஷ் ஆனோன்னே நம்ம வந்து ஆக்சுவலி ஆப்ஷன்லேயும் ஷோ பண்ணுறோம் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் ஆப்ஷன்லேயும் நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகும் ஸோ மேக்ஸிமம் வந்து அவுட் ஆஃப் த மணி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை ஏன்னா அவுட் ஆஃப் த மணியில் வந்து மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்காது கேண்டில்ஸ் ஒழுங்காக வராது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிஸ்டிக் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் வச்சு தான் கால்ஸ் வந்து வரும் அவுட் ஆஃப் த மணியில் அது கரெக்டாக வராது ஏன்னா அவுட் ஆஃப் த மணி திடீர்னு ஜீரோலேருந்து ஃபிஃப்டி வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்ன்றனால அதே இந்த மணி ஆப்ஷன் அட் மணி ஆப்ஷன்லாம் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நல்லாவே உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபியூச்சர் அளவுக்கு ஜெனரேட் ஆகும் மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சரில் வந்திருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதையும் பார்த்துருவோம் அதுக்கடுத்து ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் ஸோ ஆப்ஷன்லையும் இந்த மணி ஆப்ஷனில் எப்படி நமக்கு கால் வருது வந்திருக்க கால் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நாம் வந்து வெயிட் பண்ணியும் பார்க்கலாம் இது ரிலேட்டடாக ஆக்சுவலி நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பேங்க் நிஃப்டின்னு இல்லை க்ரூட் ஆயில் அப்புறம் commodity products silver natural gas இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அன்றைக்கி நமக்கு எப்படி கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆயிருக்க கால் எப்படி மூவ் பண்ணுது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பற்றின வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதில் போயிட்டு நீங்கள் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டி போல் ஆக்சுவலி டவுன் சைடில் இறங்கி இருந்துச்சு டவுன் சைடில் இறங்கினதில் நமக்கு ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து ரைசிங்கில் ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு கண்டினியூஸ் ரைசிங் தொடர்ந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டே அப் ட்ரெண்ட்லே தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் thirty six thousand thirty six two hundred three ஹண்ட்ரட்னு போச்சு கொஞ்ச நேரம் மார்க்கெட் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் இறங்கினாலும் மார்க்கெட் அது வந்து ஸ்ட்ராங்காக இறங்கலை அந்த டூ ஹண்ட்ரட் ரேஞ்சிலே ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆச்சு ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சிலே தான் போய்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் அகெயின் ரைஸ் ஆச்சு அந்த ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து யூரோப்பியன் மார்க்கெட் அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அந்த டயத்தில் இன்னும் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்போ thirty six five hundred range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஏறுச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அந்த தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலே த்ரீ தேர்ட்டி போல் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நடந்துச்சு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் இருந்துச்சு மீன்வைல் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் ஸோ டேரக்ட் ஆப்ஷன் தான் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆப்ஷன் தான் வந்து ஷோ பண்ணுறோம் கால் ஆப்ஷன் வீக்லி ஆப்ஷன் இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆக போகுது வியாழக்கிழமை இது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட்டில் வந்துச்சு ஒன் எயிட்டி எயிட்டில் வந்தது ஒரு thirty points thirty five points கிட்ட டவுன் போச்சு அது தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இறங்கினாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அப்புறமா ஒன் எயிட்டி எயிட்லேருந்து sharp rising three fifty four hundred range வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருந்துச்சு ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் இந்த மாதிரி கால்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் புக் பண்ணிக்க முடியும் இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்யூச்சர்லையும் டேரெக்டாக சார்ட் அப்ளை பண்ணி அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ டேரக்ட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் இந்த மாதிரி தான் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் அளவுக்கு இருக்கும் டார்கெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நல்லா வந்து எடுக்க முடியும் அவுட் ஆஃப் த மணியில் வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது அதுக்காண்டி தான் இந்த மணி ஆப்ஷன் ரெஃபர் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன இப்போ கால்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ